அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டிஸ்டிக்னுடைய மூவ்மெண்ட் வச்சு அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டு மாறும்போது கேண்டினுடைய கலர் சேஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven four seventy one அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு கீழே இருக்க red colour lines target line target one and target two மேலே இருக்க line stop loss line everyday live மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கூட சொல்லலாம் இந்த டயத்தில் நமக்கு என்ன மாதிரி கால் கிடைக்கிது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம ரொம்ப பெக்குலியராக அனலைஸ் பண்ணுறோம் நம்ம டெய்லி வீடியோ பார்க்கணும்னா channel name NSC commodity trade அதில் போயிட்டு நாங்கள் ப்ரீயஸாக அப்லோட் பண்ண வீடியோஸும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு நமக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் அது ஒரு லெவன் ஓ கிளாக் முன்னாடி ஓப்பன் ஆச்சு ஸோ அந்த டயத்தில் ஓப்பன் ஆகி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையிங் மொமெண்டம் இருந்துச்சு அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் கிடச்சது செல் கால்னு சொல்லிட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு ஸோ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நல்ல ஒரு மூமெண்ட் வந்து ஆஃப்டர்நூனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு ரீசன் காண்டி தான் ஃபஸ்ட் டாரட் வந்து செவன் ஃபோர் ஃபிஃப்டி டூ இருக்குது இது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டீன் பாயிண்ட் கிட்ட இருக்குது இந்த நைன்டீன் பாயிண்ட் நல்ல ஒரு டவுன் சைட் இறங்கி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கப்புறம் சடனாக இப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்க ஆரம்பிச்சதில் நமக்கு first target range break out பண்ணியிருக்கு செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அதாவது டுவெண்ட்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் six minutes of sell call ஜென்ரேட்டரில் நமக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சார்ட் கிடச்சா ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே நல்லா ட்ரேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ